பேஜ் கவுண்டர் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு புதுப்பிக்கும் வரை எத்தனை பேர் உங்கள் பக்கத்தை கண்டார்கள் என இது சொல்லும் யாரேனும் இந்த பக்கத்தை கண்டால் ஒரு மதிப்பு கூடி உரை ஃபைலில் வைக்கப்பட்டு பயனருக்கு காட்டப்படும் நீங்களேயும் வைத்துக்கொள்ளலாம் பிறருக்கும் காட்டலாம் இது மிக எளிய வழி என நினைவு கொள்க இது தனித்தன்மை கொண்டவரை கணக்கிடாது அதற்கான டுடோரியலை சீக்கிரம் செய்கிறேன் ஆகவே அதையும் பாருங்கள் இது இன்னும் குறிப்பானது அது ஐபி அட்ரெஸஸ் சம்பந்தப்பட்டது எனினும் இது அடிப்படை கவுண்டர் டியூட்டோரியல் இது டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் அல்லாமல் ஃபைல் ஸ்டோரேஜ் ஐ பயன்படுத்துகிறது முதலில் உருவாக்க வேண்டியது நம் மதிப்புகளை சேமிக்க ஒரு ஃபைல் அதற்கு இரண்டு வழிகள் உண்டு வலது சொடுக்கி புது டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஐ உருவாக்கலாம் அல்லது fopen என்னும் function மூலம் செய்யலாம் அதை file variable சேமிக்கலாம் என்றாலும் அவசியம் என்றில்லை அதை count.php என்போம் இதற்கு இன்னொரு parameter, இது எழுதவா படிக்கவா அல்லது பின் சேர்க்கவா என்பது நான் writing என்கிறேன் fwrite என்று சொல்லி fileக்கு எழுதி 0 மதிப்பை உருவாக்குகிறேன் இப்போது இந்த பக்கத்தை திறந்து refresh செய்கிறேன் counter.php உள்ளது அதை சொடுக்கி பின் சென்று count.php இல் இருப்பதை பார்க்கலாம் ஆகவே txt இதை refresh செய்யலாம் ஒரு txt ஃபைல் இருக்க வேண்டும் இந்த count.php ஐ நீக்கலாம் அதை செய்தாயிற்று இந்த கோட் தேவையில்லை இதை நீக்கி இதை வைத்துக் கொள்கிறேன் இந்த ஃபைலில் இருந்து படிக்க வேண்டும் என்கிறேன் இதை கைமுறையாகவும் டைப் செய்யலாம் படிக்க மட்டுமல்லாமல் எழுதவும் ஃபைல் உருவாக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம் ஃபைல் இருக்கிறது அதில் மதிப்பு 0 திறந்து பார்க்கலாம் count.txt 0 உடன் இருக்கிறது அது இதை படித்து அதில் இடும் ஃபைலுக்கு உள்ளடக்கம் தேவை அதற்கு fopen என்று சொல்லாமல் file get contents எனலாம் file get contents அது count.txt இன் உள்ளடக்கத்தை பெறும் எகோ என்று சொல்லி இந்த வேரியபிள் ஐ பயன்படுத்துவேன் எகோ ஃபைல் என்கிறேன் file get contents என்று சொல்லி count வேரியபிள் இருக்கும் டெக்ஸ்ட் file இன் உள்ளடக்கத்தை பெறும் பின் அதை எச்சோ அவுட் செய்யும் நம் பேஜ் க்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் கவுண்டரில் சொடுக்க இப்போதைக்கு 0 உள்ளது ரிஃப்ரெஷ் பண்ண இன்னும் வே இருக்கிறது இதை ஹெல்லோ என மாற்றி பேஜ் க்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணால் ஹெல்லோ வை காட்டுகிறது அதாவது டெக்ஸ்ட் ஃபைலில் அப்போதைக்கு இருப்பதை எச்சோ ஆட் செய்கிறது இப்போதைக்கு இது 0 இன்டிஜர் 0 இதை எக்கோ செய்ய சொல்வது you have add file visitors அதுபோல ஏதேனும் சொல்லும் இப்போது visitors என்னும் புதிய variable உருவாக்குவோம் அது equal to file என்கிறேன் இதை இங்கே வைத்தால் அது இன்னும் திறனுடன் தெளிவாகவும் இருக்கும் visitors எனலாம் இது என்னவாயிருக்கும் என நமக்கு தெரியும் பின் சொல்வது visitors visitors new equals இந்த visitors plus 1 இது நம் புதிய வேல்யூ பின் சொல்வது file new புதிய file ஐ உருவாக்குகிறேன் அதை count.txt என திறக்கிறேன் ஏனெனில் அது அதுதான் பின் இந்த file க்கு எழுது என்கிறேன் இது a ஆக இருந்தால் அது அப்பெண்ட் என பொருள் அதாவது எதையோ பின்னால் சேர்க்கிறோம் ஆனால் விரும்புவது மேல் எழுதுவது ஆகவே w என்போம் பின் முன் சொன்னது போல fwrite file ஃபைல் க்கு எழுத வேண்டிய வால்யூ விசிட்டர்ஸ் நியூ இது வேலை செய்யும் இயக்கு முன் ஒருமுறை திருப்பி படிக்கலாம் இது நம் மெயின் ஃபைல் இது count.txt இல் உள்ள மதிப்பை பெறும் அது இப்போது 0 விசிட்டர்ஸ் வேரியபிள் ஐ file உள்ளடக்கத்துக்கு வைக்கிறோம் பயனருக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வந்தார்கள் என்று எச்சோ ஆட் செய்கிறோம் விசிட்டர்ஸ் பிளஸ் 1 ஆல் புதிய வேரியபிள் ஐ உருவாக்குகிறோம் அது இப்போது பக்கத்தை காணும் நபர் இது முக்கியம் இவர்தான் கூடுதலாக ஒன்றை இங்கே சேர்க்கிறார் பிறகு முன் டுடோரியலில் கண்டது போல ஃபைல் ஒன்றை திறக்கிறோம் எழுத W ஐ பயன்படுத்துகிறோம் புதிய ஃபைலை ஒன்று கூட்டிய புதிய வால்யூ உடன் உருவாக்குகிறோம் ரிஃப்ரெஷ் செய்ய உங்களுக்கு தெரியும் அது வேலை செய்யவில்லை சரி இந்த கோடை சோதிக்கலாம் விசிட்டர்ஸ் இன் ஸ்பெல்லிங் ஐ பார்க்கலாம் விசிட்டர்ஸ் நியூ சரி விசிட்டர்ஸ் அதான் விஷயம் அங்கே ஒரு எண் இருக்கிறது ஆகவே count.txt சரி இம்முறை ரிஃப்ரெஷ் செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒன்றை கூட்டுகிறோம் வால்யூ மேலே போவதை பார்க்கலாம் இதையெல்லாம் மீட்டமைக்க ரிசெட் செய்ய செய்ய வேண்டியது ஒரு எச்சரிக்கை count.txt ஐ நாம் எடிட் செய்ததால் மாறிவிட்டது ரீலோட் ஃப்ரம் டிஸ்க் என்கிறேன் அது 19 ஆகிவிட்டது முன்னே 18 இருந்தது காரணம் நாம் புதிய வேல்யூவை உள்ளிடும் முன் எச்சோ அவுட் செய்கிறோம் அதிக திறனுக்கு உண்மையான வேல்யூவுக்கு இந்த கோடை கீழே இங்கே வைக்கலாம் ரிஃப்ரெஷ் செய்யும் போது 25 விசிட்டர்ஸ் இருந்திருந்தால் மீண்டும் வருகையில் வால்யூ 26 ஆக உள்ளது நான் கொஞ்சம் சரியாக திட்டமிடவில்லை இது பெரிய விஷயமில்லை இது எப்போதும் விசிட்டர்ஸ் ஐ எச்சோ ஆட் செய்யும் ஒரு மாற்றத்துக்கு நாம் visitors new எனலாம் ஆகவே இது மிக சரியாக சமமாவது visitors new இன்னொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரி 35 க்கு கூட்டலாம் contents ஐ பார்த்தால் வேல்யூ 35 க்கு சமம் இது போன்ற எளிய கோடில் இடம் முக்கியமில்லையானாலும் உதவி செய்யும் இவ்வளவே பேசிக் டியூட்டோரியல் இதில் உதவி வேண்டுமானால் தொடர்பு கொள்க இப்போதைக்கு இதை முயற்சிக்கவும் மேலதிக திறன் வாய்ந்த கவுண்டர் டுடோரியலை எதிர்பாருங்கள் அது ஐபி அட்ரெஸ் ஐ கணக்கில் கொள்கிறது நன்றி